அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு வந்து இறை சாதனை மார்க்கம் அப்படிங்கிறதுல ஒரு ஜூம் மீட்டிங் நடைபெற இருக்கிறது அதுக்கான லிங்க்ஸ் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம் பார்த்துக்குங்க இதில் வந்து சென்னையைச் சேர்ந்த திரு ஆனந்த் அவர்கள் பேச இருக்கிறார்கள் அவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கிறாங்க ஐடி கம்பெனியில் டீம் லீடராக இருந்திருக்காரு சீனியர் மேனேஜராக இருந்திருக்கிறாங்க அது போகவும் பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா டாடா டெலிகாம் இன்ஃபோசிஸ் இப்படி பெயரிட்டு சொல்லக்கூடிய பல முக்கியமான எல்லா ஐடி கம்பெனிகளிலும் சிறப்பாக சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு முறை தொடர்ந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு டாப் பர்ஃபார்மருக்காக அதாவது நாம் இதில் என்ன இன்றைக்கி இதை சொல்ல வரோம்னா அப்படிப்பட்ட ஒருவர் தன்னுக்குள்ள அகத்தில் நான் ஸ்டாப்பாக இயங்கிக்கிட்டு இருந்த மெயினை எப்படி ஆஃப் பண்ணார் அப்படிங்கிறத தான் நாளைக்கு அவர் வந்து அறிவியல் ரீதியாக எப்படி மனதின் செயல்பாட்டை புரிந்து கொள்வது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜூம் மீட்டிங் பேசுகிறாங்க இது வந்து ஒரு பியூர்லி சைக்காலஜிக்கலாக இருக்கும் இது வந்து ஐடி அப்படிங்கிறதுனால ஐடி என்ன லாஜிக்கலாக சொல்யூஷன் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க அதனால் லாஜிக்கல் லாங்குவேஜில் புரிதலை எப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் அதனால் இந்த ஜூம் மீட்டிங்கில் அவசியம் கலந்துக்குங்க இறை சாதனை மார்க்கம் என்கின்ற ஜூம் மீட்டிங் லிங்கில் நாளைக்கு பேச அவசியம் கலந்து கொள்ளுமாறு நமது பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்